வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா போன வீடியோல ஒரு இருபத்தோரு கொலாஜ் பிஎஸ்டி ஃபைலோட நம்ம இந்த வீடியோவை பார்த்துருக்கோம் இந்த வீடியோல ஒரு இருபத்தஞ்சு கொலாஜ் பிஎஸ்டி ஃபைலோட நம்ம வந்திருக்கோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த வீடியோல உள்ள கொலாஜ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் வந்து கொடுக்கப்பட்டிருக்கும் அந்த லிங்க் வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு பாஸ்வேர்டு வந்து இருக்கும் அந்த பாஸ்வேர்டை வந்து நீங்கள் அதில் என்ட்ரு பண்ணி யூஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த ஃபைல் வந்து ஓப்பன் ஆகும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் அந்த பாஸ்வேர்ட் கிடைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கீழே உள்ள பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஷ் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்